கோவை மத்திய சிறையில் சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறை கைதிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்தேன் எனவும் சிறைச்சாலை என்பது தவறு செய்தவர்கள் திருந்தி வாழ்வதற்கான இடமாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது என தெரிவித்தார் மேலும் சிறைக்கு வருபவர்களுக்கு அனைத்து வகையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சிறையில் இருந்து வெளியில் செல்வகையில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருவாய் ஈட்டும் வகையில் அமைந்துள்ளது என தெரிவித்தார் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்த நம்முடைய கோவை மத்திய சிறைச்சாலையிலே இன்றைக்கு நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்றும் நம்முடைய சிறைத்துறை அதிகாரிகள் மாநகர ஆணையர் கோ இன்றைக்கு ஆய்வு மேற்கொண்டோம் அந்த ஆய்வில் இங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுடைய கோரிக்கைகளையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் இந்த சிறைச்சாலை என்பது இங்கே வருகின்றவர்களை திருத்தி அனுப்புகின்ற ஒரு இடமாக அமைந்திருக்கிறது என்றால் மிகையாகாது அந்த அளவுக்கு அவர்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளும் தரப்பட்டு இங்கேயே அவர்களுக்கு தனி நெசவு அதே போல் ஹேண்ட்லூம் நெசவு போன்றவைகளெல்லாம் கற்றுத்தரப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் சிறைத்துறையினருக்கும் அதே போல் அவர்களுக்கு தேவையான சீருடைகளை இங்கேயே தயாரித்து தருகிற பணியையும் பெட்ஷீட் போன்றவற்றை தயாரிக்கின்ற அந்த பணியையும் இங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு சிறையில் இருக்கக்கூடிய அந்த தண்டனை காலத்தில் வருவாயை ஈட்டித் தருவதோடு வெளியே சென்று அவர்கள் எதிர்காலத்தில் தங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்வதற்கு உறுதுணையாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரும்பாலான சிறைவாசிகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லி அவர் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிற அந்த பத்தாண்டுகள் சிறைவாசம் பிடித்த அந்த தண்டனை கைதிகளுக்கு ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு முன்கூட்டியே விடுதலை தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் அது இன்றைக்கு அரசு அதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் இறங்கி இருக்கிறது விரைவில் அதற்கான யார் யாரெல்லாம் தகுதியுள்ளவர்களோ அதற்கான அறிவிப்புகளை உள்துறை வெளியிடும் அது தொடர்ந்து அந்த கேள்விகளை நீங்கள் அதே தான் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏழு பேர் விடுதலையில் முழு அக்கறையோடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் பயன்பட்டு கொண்டிருக்கிறார் முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்களே இந்த இடத்துல ஒரு செம்மொழி பூங்கா இருந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற அறிவிப்பை ஏற்கனவே தந்திருக்கிறார்